தீப்பெட்டி விளையாட்டு பொருள் இவங்க பாருங்களேன் நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க நாமளும் உருவாக்கலாமா இதை செஞ்சு பார்க்க நமக்கு தேவையான பொருட்கள் பதினைந்து காலியான தீப்பெட்டியோட மேல் அட்டை அப்புறம் செலோடேப் அவ்வளவுதான் ஒரே அளவு இருக்கிற பதினஞ்சு காலியான தீப்பெட்டி மேல் அட்டைகளை எடுத்துக்கணும் முதல்ல இரண்டு பெட்டிகளை எடுத்து பக்கத்தில் ஒன்று வச்சு டேப்பை வச்சு ஒட்டணும் பிறகு அதே மாதிரி மற்ற பெட்டிகளை எடுத்து அடுத்தடுத்து சேர்த்து வச்சு ஒட்டணும் பதினஞ்சு பெட்டிகளையும் அதே மாதிரி ஒட்டிக்கிட்டே வரணும் இதை சேர்த்து வச்சா இது ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்குது இதை மேலையும் கீழையும் அசைச்சா சத்தத்தோட அழகாக ஒன்றுக்கு மேலே ஒன்று உட்காருது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து விளையாட தயாரா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்றது மூலமாக எளிய பொருட்களை வச்சு நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்க முடியும்